வலையை விரித்து கொண்டு சிலந்தி காத்திருக்கிறது எங்கிருந்தோ பறந்து வந்து ஈ அதில் அகப்பட்டுக் கொள்கிறது பிறகு சிறிது சிறிதாக சிலந்தி ஈயை இழுத்து முழுங்குகிறது மூன்று வித ஆசைகளும் அப்படித்தான் மனிதன் வழி தவறி சென்று அந்த ஆசை வலைகளில் விழுந்து அகப்பட்டுக் கொள்கிறான் அப்புறம் மீழுவதில்லை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளின் இயல்பையும் அன்று ஒரே நாளில் நாம் அனுபவித்தாகிவிட்டது நந்தினி என்னும் பழுவூர் இளையராணி தன்னுடைய வலையில் நம்மை அகப்படுத்த பார்த்தாள் பழைய வானர்குல ராஜ்யத்தை அடையலாம் என்னும் மண்ணாசையையும் காட்டினாள் கடைசியாக இங்கே இந்த பயங்கரமான பொன்னாசை பூதம் நம்மை அடியோடு விழுங்க பார்க்கிறது முதல் இரண்டிலிருந்தும் தப்பினோம் இந்த மூணு